கொரோனா விட்டு போனாலும் ஓமைகிரான் நம்மளை விடுவதில்லை வேக்சின் ரெண்டு டோஸ் போட்டாலும் மாஸ்க் போட மறுப்பதில்லை ஒரு மீட்டர் இடைவெளி என்பதை மறந்து விட்டு நாளாச்சு மாஸ்க் போடனா ஃபைனு இன்னும் மக்களுக்கு போட்டாச்சு கொரோனா Oh, கிரான் கொரோனா மக்கள்களே வருந்தலாமா கொரோனாவை பார்த்து கலங்கலாமா வேக்சின் டபுள் டோஸ் போட்டு விட்டா நமக்கு ஏது கவலைதா கவர்மெண்ட் சொல்றாங்க கேப்போ கேரளாவில் நூறு பர்சன்ட் வேக்சினை போட்டாச்சு கொரோனாவோட உச்சக்கட்டத்தை கேரளா தான் அடைஞ்சாச்சு வேக்சினு டபுள் ஓஸ் போட்டா சரியாகன்னு சொல்றாங்க இந்த வேக்சினை போடுறத தவிர நமக்கு வேற வழி இல்லைங்க கொரோனா ஒமேக்ரான் করোনা